ஹலோ ஃப்ரீன்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் ஹலோ ஃப்ரீன்ஸ் இன்றைக்கு சிறப்பான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்கள் அழுகை மேலும் பேரழுகு பெற உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்களை வைத்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் லாரிய போரஸ் அண்ட் தி ஆயிங் dark spots dry skin full skin இவற்றிற்கான ரைமதியை இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க நாம் வீடியோவிற்குள் போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதலில் நான்கு தக்காளி பழங்களை எடுத்துக்கொண்டு மிக்ஸில் இட்டு நன்கு அரைத்து பேஸ்ட் தயாரித்துக் கொள்ளவும் இதை ஃப்ரீலில் உள்ள ஐஸ் கியூப் ட்ரேயில் உற்றி ஃப்ரீலில் வைத்து ஐஸ் கியூப்ஸ் ஆக மாற்றிக் கொள்ளவும் இதை போலவே ஃப்ரெஷ் வெள்ளரி பின்னுகளை மிக்ஸ் இழுட்டு நன்கு அரைத்து பேஸ்ட் தயாரித்துக் கொள்ளவும் இதை ஐஸ் கியூப் ட்ரேயில் உற்றி ஃப்ரீலில் வைத்து ஐஸ் கியூப்ஸ் ஆக மாற்றிக் கொள்ளவும் இவ்வாறு பெறப்பெற்ற ஐஸ் கியூப்ஸை நம் முகத்தில் ஒத்தி எடுக்கவும் இவ்வாறு ஐந்து நிமிடம் செய்யவும் பின்னர் குளிர்ந்த நீரில்